இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் செய்தி கொடுப்பதற்காக கும்பகோணம் என்கிற ஊருக்கு போயிருந்தேன் அங்கே ஒருவருடைய வீட்டிலே தான் நாங்கள் இருந்தோம் அவர் பிரின்சிபாலாக இருந்தார் நல்ல பதவியில் இருந்தார் அவர் எங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சில காரியத்தை சொன்னார் பிரதர் நான் என்னுடைய அந்த கல்லூரியில் எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செய்வேன் சாதாரண தோட்டக்காரனை போல கூட சில வேலைகளை செய்து கொண்டிருப்பேன் சில நேரங்களில் ஆட்கள் வருவார்கள் பிரின்ஸிபாலை பார்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க அந்த அறையில் உட்காருங்கம்மா பிரின்ஸிபால் வருவாருன்னு சொல்லி பிரின்ஸிபால் ரூமில் போய் நான் உட்காருவேன் யார் எந்த உதவி யாருக்கு தேவைனாலும் சரி உடனே அந்த உதவியை நான் செய்து விடுவேன் அவர்கள் என்கிட்ட கேட்காவிட்டாலும் கூட அந்த உதவியை நான் செய்து விடுவேன் என்று சொன்னார் அது வரைக்கும் என்னுடைய மனதில் என்ன இருந்தது என்றால் மற்றொரு உதவி கேட்டால்தான் நாம் செய்ய வேண்டும் கேட்காமல் யாருக்கும் செய்யக்கூடாது என்று தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன் அவர் சொன்னால் யார் உதவி கேட்குறாங்களோ கேட்கலையோ பிரதர் யாருக்கு தேவை இருக்கிறதோ உடனே நான் போய் உதவி செய்து விடுவேன் சொன்னார் எனக்கு அது ஆச்சரியமாகவும் இருந்தது நான் அன்றிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டேன் நாமும் நம்மால் முடிந்தால் யாரும் கேட்காமலே உதவி செய்ய பழகிக் கொள்ள வேண்டும் என்று ஆமே பிரைசலோ அது லூயா அதன் பிறகு நாங்கள் எல்லா கூட்டங்களையும் முடித்துவிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவதற்காக வந்தோம் ரயில்வே ஸ்டேஷன் கொழியில் அவர் சொன்னார் ஒரு டீ சாப்பிட்லாம்னு சொன்னார் எல்லாரும் அந்த டீ கடையில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதர் அவருடைய ஸ்கூட்டரை எடுக்கிறதுக்காக வந்தார் ஸ்கூட்டரை எடுப்பதற்கு இன்னொரு வண்டி வழியில் குறுக்க இருந்தது இவர் அங்கே எங்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு ஓடினார் என்ன ஓடுறாருன்னு பார்த்தா அந்த ஸ்கூட்டரை எடுப்பதற்கு இவர் போய் இன்னொரு வண்டியை எடுத்து வழி விட்டு கொடுத்து கொண்டிருந்தார் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மையாகவே இருந்தது யாருக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் உடனே போய் செய்யக்கூடியவராக அவர் இருந்தார் ஒரு கிறிஸ்தவர்களிடத்தில் இந்த உலகம் அதைத்தான் பார்க்க வேண்டும் ஆகையினாலே தான் மத்திய ஐந்தாவது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னார் இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள்